வணக்கம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா டிசம்பர் செவன்டீன் ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்டில் பார்த்திங்கன்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு sell at thirty six thousand four sixty five point eighteen வந்திருக்கு கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் மேலே இருக்க லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் நைன் ஃபிஃப்டீனுக்கு ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆன ஒன் மினிட் கழிச்சு நைன் சிக்ஸ்டீனுக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ நமக்கு செல் கால் வந்துருச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி தான் கேண்டலினுடைய கலர் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிருக்கு யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை கேண்டில் கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடணுன்றக்காண்டி இந்த மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் ஃபுல்லாகவே ரெட் கலர் கேண்டில்ஸ் தான் வந்து ட்ரேடிங் வந்து போகும் ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் கேண்டிலுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் அது மார்க்கெட் ஃபினிஷ் ஆக போகிற டைமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு thirty six thousand seven thirty six வந்துட்டு அப்படியே க்ளோசிங் அதுக்கும் ப்ரீவியஸ் கால் பார்த்திங்கன்னா செல் கால் அது ஒரு டூ டென்னுக்கு வந்திருக்கு எஸ்டர்டே ஸோ ஒரு thirty six seven fifty four டெனில் வந்தது நல்லா டவுன் சைடில் இறங்கி தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டிலாம் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஃபஸ்ட் ஆர்க் நல்லா தாண்டி இறங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் அந்த சார்ட்டில் கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி தான் ஜென்ரேட் பண்ணும் செல் கால்னால் அடுத்த கால் பை கால் பை கால்னால் அடுத்த கால் செல் கால்னு சொல்லிட்டு தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படி நமக்கு இப்போ வந்திருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆன ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ் அந்த செல்லிங் ரேஞ்சில் ட்ரேடிங் போச்சு அடுத்து third candle down fourth fifth candle பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி நைன் டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் ரீச் அவுட் ஆயிருக்கு thirty six four sixty five point எயிட்டியில் வந்த sell call thirty six three sixty வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குனே நம்ம வந்து சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly put option தான் thirty seven thousand put option so இந்த புட் ஆப்ஷனில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல செவன் சிக்ஸ்டி ரேஞ்சில் பை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு வந்திருக்கிறது இப்போ எயிட் ஃபார்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபியூச்சர் மாதிரியே தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும் ஸோ அதில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸோ அதை பார்த்தும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஃபியூச்சர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா டேரக்ட் ஆப்ஷனுக்கு மட்டும் நாங்கள் இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா இந்த மணியில் தான் வந்து கொஞ்சம் அப்படியே அக்யூரேட்டாகவும் இருக்கும் நல்லா ஃபியூச்சர் அளவுக்கு கால்ஸ் வந்து இருக்கும் ஸோ அவுட் ஆஃப் த மணிலாம் வந்து கேண்டில்ஸ் இருக்காது மூமெண்ட் இருக்காது ஸோ அது வந்து கால்ஸ் ஜென்ரேட் ஆகிறது அஃபெக்ட் ஆகுன்றதுனால இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஸோ அப்படி நமக்கு ஜெனரேட் ஆன கால் இப்போ ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரைஸ் ஆகி ஏறிட்டுருக்கு ஸோ அப்போனா ஃப்யூச்சரும் டவுனில் இறங்கிட்டுருக்குன்னு அர்த்தம் இது பார்த்தீங்கன்னா Nifty one minute chart Nifty one minute சார்ட்டில் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து வந்திருக்கு இதுலேயும் அதே மாதிரியே தான் நைன் சிக்ஸ்டீனுக்கு வந்திருக்கு seventeen thousand two sixty point டெனில் வந்தது இப்போ ஃபஸ்ட் அட்டம் பிரேக் அவுட் பண்ணி டூ ஃபோர்டீன் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நிஃப்டிலையும் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு டென் மினிட்ஸில் தான் வந்து ஃபஸ்ட் அட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது ஒரு ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ டவுன் சைடில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக நிஃப்டிலையும் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நிஃப்டினுடைய ப்ரீவியஸ் கால்ஸும் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நிஃப்டிலையும் நேற்று என்ன மாதிரி பைசல் கால்ஸ் ஜெனரேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் அது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் செவன்டீன் தௌசண்ட் த்ரீ நாட் எயிட்டில் ஜெனரேட் ஆகிட்டு ஃபினிஷ் ஆயிருக்கு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் அதுக்கும் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்டீன் தௌசண்ட் டூ எயிட்டி டூவில் வந்திருக்கு வந்தது ஃபஸ்ட் ஆர்ட் ஆக்சுவலி பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கனாலும் ஒரு டூ டென்க்கு அப்புறம் ஜெனரேட் ஆயிருக்கு maximum Nifty and bank Nifty ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் ஜென்ரேட் பண்ணுது ஜென்ரேட் ஆகிற கால்ஸினுடைய மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்திருக்க நிஃப்டினுடைய எஸ்எல் கால் நல்லா ஸ்ட்ராங்காகவே டவுனில் இறங்குது செவன்டீன் டூ சிக்ஸ்டியில் வந்து டூ ஹண்ட்ரட்க்கு கீழே பிரேக் அவுட் பண்ணி போகுது மீன்வெல் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட் வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்குது ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் டென் மினிட்ஸில் செகண்ட் டாரட் வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் அந்த செல் கால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு ஃபுல் டே இறங்கினதில் நைன் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு நிஃப்டியில் அதுக்கப்புறமும் மார்க்கெட் டவுன் அந்த டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா செவன்டீன் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து போச்சு பட் அந்த செவன்டீன் தௌசண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணவே முடியல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்துச்சு மார்க்கெட்டில் ஸோ அங்கேருந்து என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆச்சு ஸோ ரைஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து ஒரு டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ஜெனரேட் ஆகுது செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட்டில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரேட் ஆச்சு அது ஜெனரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு seventeen thousand hundred and nine வரைக்கும் வந்து ரைஸ் ஆச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணதில் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி seventeen thousand hundred and thirty வரைக்கும் வருது அடுத்து அகெயின் ஒரு டூ ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் செவன்டீன் தௌசண்ட் செவன்ட்டியில் அந்த செல் காலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் டவுனில் த்ரீ ஓ கிளாக்கில் வந்து ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி தான் நிஃப்டியில் நேற்று பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயில் வந்து ஒரு ஃபுல் டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து பை செல்னு சொல்லி கால்ஸ் மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க பார்க்கும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிலுடைய கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ பை ட்ரெண்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிட்டு என்ட்ரி பாயிண்ட் என்ன டார்கெட் ஒன் என்ன டூ என்ன ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எவ்ரிடே வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ